hey guys welcome to our channel இன்னைக்கு வீடியோவில் அன்னவுன் கால் நம்பர் எப்படி பிளாக் பண்ணுறது கால் வரதுக்கு முன்னாடி நம்ம பிளாக் பண்ணலாம் எந்த ஒரு கால் நம்பராக இருந்தாலும் சரி இல்லை ப்ரைவேட் நம்பராக இருந்தாலும் சரி பிளாக் பண்ணிடலாம் வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஹே கைஸ் ஃபஸ்ட்டு அந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த ஆப்பில் போயிட்டு கால் பிளாக்கிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ கால் பிளாக்கிங்கில் போயிட்டு ஹிஸ்ட்ரி செட்டிங்ஸ் இதெல்லாம் இருக்கும் செட்டிங்ஸ் போய்க்கோங்க செட்டிங்ஸ் போயிட்டு நம்பர் நாட் இன் காண்டாக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே போயிட்டீங்கனாலே உங்களுக்கே கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிடும் ஸோ பிளாக்குன்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் நம்பர் இல்லாத சரி உங்கள் காண்டாக்டில் இல்லாத நம்பர் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக பிளாக் ஆகிரும் எந்த காலுமே உங்கள் ஃபோனுக்கு வராது உங்கள் சேவ் பண்ண காண்டாக்ட் மட்டும்தான் உங்கள் காலுக்கு வரும் ஸோ இப்போ ரொபோட் மீன் கொடுத்துட்டிங்கன்னா அதாவது ஸ்பேம் நம்பர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பிளாக் ஆகி ரிஜெக்ட் ஆகிரும் ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா அன்னோன் நம்பர்ஸ்னு ஒரு இது இருக்குமா ஒரு ஆப்ஷன் ஸோ அன்னவுன் நம்ப ஒரு நம்பர் ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதையும் பிளாக் கொடுத்துக்கோங்க பிளாக் கொடுத்துட்டிங்கன்னா அன்னவுன் நம்பர்ஸ் மட்டும் பிளாக் ஆயிரும் ஆனால் நீங்கள் பே ஏற்கனவே பேசியிருந்தீங்க அந்த நம்பர்கிட்ட அப்படின்னா அவங்களுக்கு கால் வரும் நீங்களும் கால் பண்ணலாம் ஸோ கால் நம்ம எல்லாத்துக்கும் பண்ணலாம் ஆனால் நம்மளுக்கு கால் வராததுக்கு தான் இந்த ஆப் யூஸ் ஆகும் ஜியோ செக்யூரிட்டி இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஆப்போட செட்டிங்ஸ் போயிருக்கலாம் ஸோ செட்டிங்ஸ் போயிட்டு இதோட இதோட செட்டிங்ஸ் இவ்வளோ தான் இருக்கும் ஸோ ரொம்ப பெரிய செட்டிங்ஸ்லாம் இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் பண்ணுற வீடியோஸ் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ காய்ஸ் பாய்